வணக்கம் நான் கோவை தமிழ் பித்தன் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கி என்கின்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாழ துன்ப மிக உழன்று பிறர் வாழ பல செயல் புரிந்து நரை கூடி கிளப்பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற நெருப்பு பொறியினை நெஞ்சில் சுமந்து லட்சியங்களை நோக்கி பயணம் செய்பவர்கள் இன்றைய இளைஞர்கள் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களை பார்த்து சொன்னார் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா உதவிகளும் உனக்குள் இருக்கின்றன என்று அவர் சொன்ன குட்டி கதை ஒன்று தவளைகளெல்லாம் என்று சேர்ந்து ஒரு போட்டி ஏற்பாடு செய்தன மிக உயரமான ஒரு கோபுரத்தின் மீது ஏறி அதன் உச்சியை தொட வேண்டும் என்பதுதான் ஏராளமான தவளைகள் ஏறத் தொடங்கின கீழே இருந்த தவ மற்ற தவளைகளெல்லாம் அதை உற்சாகப்படுத்தின பாதி தூரம் சென்றவுடன் பல தவளைகள் இது மிகவும் சிரமமான காரியம் என்று திரும்பத் தொடங்கின இப்படி சோர்வுற்ற மற்ற தவளையெல்லாம் கீழே இறங்கிய போது ஒரு தவளை மட்டும் விடாமுயற்சியுடன் அந்த கோபுரத்தின் உச்சியை தொட்டது உனக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்ட நேரத்திலே அந்த தவளையிடமிருந்து எந்த பதிலும் இல்லை பிறகுதான் தெரிந்தது அது செவிட்டு தவளை என்று இதை போல தான் அர்த்தமற்ற நியாயமற்ற விமர்சனங்களை எல்லாம் இளைஞர்கள் புறந்தள்ளி சேகரத்தை தொட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய வாழ்நாள் சாதனை எது என்று மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் நமது அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டபோது அக்னி ஏவுகணை எஸ்எல்வி த்ரீ ராக்கெட் ஆகியவற்றை விண்ணில் செலுத்திய போதும் பொக்ரான் அணு ஆயுத சோதனை நடத்திய போதும் ஏற்படாத ஒரு மகிழ்ச்சி பிஞ்சு குழந்தைகள் தங்கள் கால்களிலே நாலு கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி நடக்கிறார்களே என்பதை பார்த்து வேதனைப்பட்டு அவர்களுக்கு நானூறு கிராமிலே செயற்கை கால்களை வடிவமைத்து கொடுத்தேனே அதுதான் என் வாழ்வாள் சாதனையாக நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் இதை அப்படியே நெஞ்சில் தேக்கி பேராசிரியர் சுஜாதா அவர்கள் தலைமையிலே விவேக் சத்தா ஸ்வஸ்திக் தாஸ் உட்பட ஒன்பது இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக அரைஸ் என்கிற ஒரு சக்கர நாற்காலியை வடிவமைத்து பிறருடைய உதவியின்றி நகரவும் எழவும் உட்காரவும் உள்ள ஒரு அற்புதமான சர்க்கர நாற்காலி தயாரித்து கொடுத்தார்களே இதை போல ஏராளமாக சொல்லலாம் கடலில் ஏற்படுகின்ற தட்பவெட்ப நிலை மாற்றம் புயல் எச்சரிக்கை இன்னும் பயனுள்ள தகவல்களை கடலோசை என்கிற பண்பலை வானொலி மூலம் மீனவர்களுக்கு கொடுத்து கொடு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ கிராமப்புற மாணவர்கள் கல்வி பெற உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி அளித்து வரும் ஈரோடு ராமநாதபுரம் புதூரைச் சேர்ந்த ராஜ்குமார் நீலகிரி மாவட்டத்திலே கண்விழிக்காத கிராமமான அம்பம்பூரில் பிறந்து உயர்கல்வி கற்று வெளிநாட்டு வேலையை உதறி தள்ளி இயற்கையை நேசித்து தன் மக்களையும் காடுகளையும் காக்க போராடும் சோபா மதன் மதுவிலக்கிற்காக போராடி கொண்டிருக்கின்ற மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி மருத்துவ கனவிற்காக தன் உயிரை நீந்த அரியலூர் அனிதா ஒளிவடைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் உடைய பத்து லட்சம் இளைஞர்கள் மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை வழியிலே ஒன்று கூடி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்து ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்தார்களே இவரை போல் இவர்களை போன்ற இளைஞர்கள் தான் இன்றைக்கு எதிர்காலத்தில் லட்சியங்களை நோக்கியே இவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காந்தி வேர்ல்டு பவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்